morning. Can you hear me? Check, check. Hello. Can you hear me? Good morning friends வணக்கம் நான் உங்கள் சிவசுப்ரமணியன் பேசுகிறேன் ஸோ இது வந்து நம்மளுடைய Telegram channel learn underscore C underscore N underscore N discussion குரூப்பும் இருக்குது discussion underscore learn underscore C underscore N underscore N ஓகேங்களா அது போக நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாத மெம்பர்ஸ் தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களை வந்து செய்கிற பெல் ஐக்கானை சப் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு share button like like button click பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அனலைசிஸ் ஃபார் டுடே இன்றைக்கான தேதி டென்த்து பத்தாம் தேதி அனலைசிஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் tenth of tenth of January பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இந்த இதுக்கான அனலிசிஸ் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி சார்ட் இந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று மார்க்கெட் ஏறி இருந்துச்சு பட் ஈவன் தோ ரெசிஷன் லைனில் தான் இருக்குது இன்னும் ரெசிஷன் லைன் பிரேக் ஆகலை இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது இல்லையா அந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஷன் லைன் இருக்குது இந்த ரெண்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது டாப்பில் இந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது இங்கேருந்து வரக்கூடிய இந்த லைன் இந்த லைன் வருதுங்க இல்லையா இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஆக்ட் பண்ணுது சப்போர்ட் லைன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்த லைன் வந்து இதோட வேல்யூ இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் நோட் பிடிக்கோங்க பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே பதினெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அது விட் மீன்ஸ் பதினெட்டாயிரத்தி இரநூறு பதினெட்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே இரநூத்தம்பத்தஞ்சும் முந்நூற்றி முப்பதும் ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு காணப்படுகிறது ஸோ இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்றைக்கி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு கேண்டில் இன்றைக்கி க்ளோசிங் வச்சால் மட்டுமே மார்க்கெட்டில் புள்ளி சைடுன்னு மாறலாம் புள்ளி சைடுன்னு மாறிட்டு என்ட்ரி எடுக்க வேணாம் அகெயின் அதில் ஒரு ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இரநூறுக்கு மேலே தாண்டணும் டூ ஃபிஃப்டி ஃபைவ் தாண்டணும் டூ சிக்ஸ்டி ஃபோருக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் இருக்குது அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இந்த ரெண்டு லைனுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு கேப்பை கொடுத்துட்டு திரும்ப ஒரு கீழே வருவாங்க கீழே வந்துட்டு திரும்ப தான் அதுக்கப்புறம் மேலே மார்க்கெட் போகும் ஸோ அது வரைக்கும் லாங் எதுவும் எடுக்க வேணாம் இந்த ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் மேலே கேப்பை கொடுத்தாங்கன்னா ஒரு hundred and fifty points or hundred points வந்து கேப் டவுன் கொடுத்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் in case if it is a gap down opening ஆச்சு அப்படின்னா இந்த இந்த ஃபிகோ நம்பர் வரக்கூடிய ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் இந்த ரெண்டு சினாரியஸ் தான் நடக்கும் ஓகேவா கிளியராக இருந்துச்சுங்களா ஓகே இப்போது வந்து நான் ஹவர்லி uh, சார்ட் பார்த்துக்கோங்க one hour two hours chart காமிக்கிறேன் டூ ஹவர்ஸ் சார்ட்லேயும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் சார்ட்லேயும் மார்க்கெட் வந்து இன்னுமே இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு இரநூத்தி அறுபத்தஞ்சி முந்நூற்றி முப்பதுக்கு மேலே போகும்போது we can think about of going for long நான் சொன்ன மாதிரி தான் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்கும் ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம we can think about it அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் லாங்குக்கு எடுத்ததுக்கு அவசரப்பட வேணாம் ஏன்னா ரீடெஸ்ட் கண்டிப்பாக சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் market will lot of give lot of opportunities to enter so kindly wait no need to jump and take the trade ஓகேவா ஸோ இது வந்து நிஃப்டியோட analysis let's go for Bank Nifty analysis வந்து சொல்லிடுறேன் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே அதுவுமே இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் இப்படி தான் இருக்குது ஓகேங்களா அவசரப்பட வேணாம் ட்ரேட் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை ஸோ அர்ஜென்சி பட்டுட்டு ட்ரேட் எடுக்க வேணாம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறதுக்கு உடனே உடனே உங்களுக்கு வந்து சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் friends and relatives and social media காண்டாக்ட்ஸ்க்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க நம்மளுடைய சேனலை உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்க பட்சத்தில் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்குமே இன்னுமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நேற்று இது வந்து one day candle green candle close ஆகியிருந்தாலும் முடிக்கும்போது இங்கேருந்து இறக்கி தான் முடிச்சிருக்காங்க விச் மீன்ஸ் இது வந்து டோஜின்னு சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் பாடி வந்து இதாக இருக்குது பார்த்திங்கன்னா மேலே போனால் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வந்து மேலே இந்த இடத்துக்கு வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு மார்க்கெட் வந்து ப்ரைஸில் ரிஜெக்ஷன் ஆகுது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது so it's shows a not a good சைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இது வந்து டெய்லி சார்ட் பார்த்தோம் இல்லையா இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் உடைக்கணும் அதுக்காக hourly chart and two hours chart mark பண்ணியிருக்கோம் ஸோ ஷார்டர் டைம் ஃப்ரேம்லேயே மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாங்க இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் இங்கேருந்து வந்தது ட்ரெண்ட் லைனில் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு அதாவது சிக்ஸாக் சிக்ஸாக்காக தான் மேலே போச்சு இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இங்கேருந்து குறுக்க வரக்கூடிய இந்த லைனை இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லாவே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இம்பார்ட்டன்ட் ஜோனாக இப்போதைக்கு ஆக்ட் ஆகுது நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூறு five eighty to six twenty five இந்த லெவல் வந்து அப்சைடில் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கெனாட் பி புல்லிஷ் ஓகேங்களா இன்சைட் ரேஞ்சில் இருக்குது இப்போ இந்த இந்த இன்சைட் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகணும் இது வந்து மேலே போயிட்டு பிரேக் ஆகிட்டு இன்கேஸ் இப்படி கேப்பாக ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் அதுக்கப்புறம் மேலே போகும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் லெவல்ஸ்க்கு இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பனிங் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் லெவல்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து இன்னுமே கன்ஃபர்மேஷன் வரலை இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரைக்கும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மார்க்கெட் இன்னும் ஒரு சைட்வேஸ் அப் அப் ட்ரெண்டில் இருக்குது சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இன்னும் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு நல்ல ஒரு ஷார்ட் அடிச்சிருக்காங்க ஷார்ட் வந்து ஒரு கண்டினியூஸாக த்ரீ டேஸ் விழுந்ததுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் மாதிரி வேணால் எடுத்துக்கலாமே தவிர இது இன்னும் ட்ரெண்டு கண்டினியூ கன்ஃபார்ம் ஆகி இந்த லெவலுக்கு மேலே உடஞ்சி மேலே போகும்போது மட்டும்தான் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றம்பதுக்கு மேலே போகும்போது மட்டும்தான் இந்த இருக்கு இல்லையா இந்த லெவல் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றம்பதுங்கிற லெவல் வந்து பிரேக் ஆகி அப்சைட் மேலே போகும்போது forty three thousand hundred and ஃபிஃப்டிங்கிற லெவல் பிரேக் ஆகி மேலே போனால் மட்டும்தான் நம்ம புல்லிஷில் இருக்க முடியும் until then you have to go for a short side கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எனி டவுட்ஸ் கால் uh, பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எட்ஜஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அந்த எட்ஜஸை மிஸ் பண்ணாமல் அந்த எட்ஜஸை மார்க் பண்ணிவிட்டு அதோட ட்ரேட் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம எட்ஜஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் clearly we are set for the edges what are the edges we have to be careful அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இதுதான் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் இது நிஃப்டிக்கு வந்து பதினெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி முப்பதுக்கு மேலே ஸ்ட்ராங் புல்லிஸ் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நம்ம புல் சைட் மாறலாம் அப்போவுமே ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஹவர்லி சார்ட்டில் அதுக்கப்புறம் நம்ம லாங் போய்க்கலாம் ஓகேவா so those who don't understand in the Tamil language let me explain in the English language short and sweet see you can until and unless these numbers are broken upside 18200 and 18255 is broken upside we cannot go for a long until it closes above 330 see the, this is the chart i have explained okay same like that way bank nifty uh, we are given the prediction bank nifty also the sideways uh, triangle base is moving inside the triangle so let us wait for these levels to break this upside uh, zone 42847 is an important zone trying to act as a resistance once this zone is broken upside then we can think of going up a long side okay So until then, wait for my channels in the shorter time frame. What levels to be, uh, what are the levels I'll be giving in my system in the Telegram channel. Those who want to know the levels, kindly subscribe, click on uh, you know my bell button இந்த சேனலுக்குரிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க and click on like button உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா இது என்னுடைய இண்டிவிஜுவல் ஐடி இது டிஸ்கஷன் டிஸ்கஷன் குரூப்போட ஐடி இது வந்து டெலிகிராமோட ID this is my YouTube channel ID okay any doubts please kindly call me என்னுடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய டி மற்ற ட்ரேட் ப்ளஸில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான லிங்க்கு கொடுத்துருக்கோம் monthly ninety nine rupees plan இருக்குது four ninety nine rupees plan இருக்குது அன்லிமிட்டட் ட்ரேட்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு ப்ரோ ப்ரோக்கரேஜ் வந்து ஃபோர் நைன்டி ருபீஸ் தான் பெர் மந்த் வரும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒரு பெரிய காஸ்ட் எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் சார்ஜஸ் மற்றபடி ஜிஎஸ்டி மற்றதெல்லாம் இருக்குமே தவிர இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரே money single money you can utilise for commodity segment currency segment equity segments F and O எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் கேபிட்டல் வச்சுட்டு ஓகேங்களா சார்ஜஸும் ரொம்ப வந்து நம்ம மசீரோதா மற்றதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருப்போம் இல்லையா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இது அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபோர் நைன்டீன் ருபீஸ் பிளான்லாம் இருக்குது அந்த ட்ரேட் ப்ளஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னுடைய இண்டிவிஜுவல் டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கஷன் குரூப்போட ஐடி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது if this video is useful kindly share it your friends and relatives ஓகேங்களா சோஷியல் மீடியா காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கள் அப்போ தான் I can give give quality of videos to you thank you